வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி காலை ஆறு மணி அளவில் தனுசு ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மகரத்தில் குரு சஞ்சரிக்க இருக்கிறார் அப்படின்னா இந்த ஏழாம் பாவத்தின் பலன்கள் அனைத்துமே எனக்கு கிடைக்குமாங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகம் மறு வலிமையாக இருக்கா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா சுயஜாதக பலனை இறுதி பலனாகவும் இருக்கும் துல்லியமாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த ஒரு பிரச்சனை மேலே நல்ல புத்தி நடக்கணும்னா நீங்கள் வந்து கோச்சார பலன்கள் இந்த கிரக பயிற்சி பலன்கள் நீங்கள் கண்டுகொள்ளவே தேவையில்லை தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் கேட்க தேவையில்லை ஒரு அறிவுக்காக நீங்கள் கேட்கலாம் பொறுப்பலன்கள் எப்படி இருக்குன்னு சரிங்களா இப்போ ஒரு பலன் வந்து குருவும் சனியும் ஒன்றாக இணைய போகிறது ஏழை ஏற்கனவே ஏழாம் இடத்துல சனி ஆட்சியாகி ஆட்சியாகி இருக்கிறனால உங்களுக்கு வந்து சோம்பல் எதுலேயுமே விரக்தி ஒரு விஷயத்தை வந்து வேகமாக செய்ய மாட்டீங்க இல்லை ஒரு செய்கிற விஷயமே ஒரு தாமரமாக வரும் இல்லை நீங்களே சோர்ந்து போவீங்க நிறைய பிளான் போடுங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஆனால் எதுவுமே செய்ய மாட்டீங்க பிளானிங்கில் மட்டுமே இருக்கும் ஆனால் அந்த குரு பேர்ச்சியாக ஏழாம் இடத்துல வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த பாவம் அதீதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ ஏழாம் பாவம்னா என்னங்க வாழ்க்கை துணை நண்பர்கள் கிளைண்ட்ஸு வாடிக்கையாளர்கள் நீங்கள் சந்திக்கும் நபர்கள் அப்படின்னா புது புது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடைப்பாங்க நிறைய பேர் புதுசாக மீட் பண்ணுவீங்க புது புது விஷயங்களை கற்றுப்பீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க இல்லை ஏழாம் பாவத்தின் தன்மைகள் சில நேரங்களில் இடமாற்றம் வேறு இடத்திற்கு சென்று பழகுதல் பேசுதல் வேறு நபர்களிடம் தங்கி கொள்ளு தங்கி சு அந்த வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏழாம் பாவம் அதிகமாக வேலை செய்யுச்சுனாங்க ஏழாம் பாவம்னா நண்பர்கள் அவர்கள் வேலை செஞ்சால் உங்களோட தன்மையும் வேலை செய்யுமே அப்படின்னா ஏழாம் பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் இருக்கோ உங்களே ஆளுமை செய்யும் அப்படின்னா ஏழாம் பாவத்தில் குருவும் சனியும் ஒன்றாக ரொம்ப ஒரு பத்து டிகிரி ஐந்து டிகிரிக்குள்ளார் இணையும் ஒரு மார்ச் ஏப்ரல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படி இரு இணையும் போது நேரடியாக உங்கள் ராசி லக்கணத்தையே பார்க்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் செய்யணும் ஆசை பிளானிங் பிளானிங்லேயே உங்களோட ஃபுல் டைம் எஃபர்ட் நீங்கள் செயல்படுத்துவீங்க உங்களுக்கென்று தனி அங்கீகாரம் தனி இடம் உங்களுக்கென்று தனித்துவம் தனித்தன்மை அனைத்தையுமே நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண ஏழாம் பாவம் வாழ் நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்கன்னா வாழ்க்கை துணையோட வாழ்க்கை துணையின் பங்கு அதீதமாக இருக்க வேணும் இல்லை அவங்க சப்போர்ட் இருக்க வேணும் இல்லை அவங்க பேர்லையாக நீங்கள் ஆரம்பிக்க வேணும் இல்லை அவங்ககிட்ட என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிற நீங்கள் கேட்டுட்டு ஆரம்பிக்கணும் அப்படி கேட்டுட்டு ஆரம்பித்தாதான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஒரு தொய்வாக இருக்கும் எப்படின்னா ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்க ரொம்ப சில நேரத்தில் வந்து ஒரு மன ரீதியான சில நெருக்கடிகள் கொடு கொடுப்பது போல் தோன்றினாலும் கடைசியில் அரண்டு ரீதி அருள் வரப்போ வரக்கூடிய பாசிட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் சரிங்க அப்போனா இது யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னா பார்த்தீங்கன்னா சனி டசை சனி புத்தி நடப்பவர்களுக்கு இது நன்றாக இருக்கார் சில நேரங்களில் குரு டசை குரு புத்தி நடப்பவர்களுக்கும் நன்றாக இருக்குது ஏங்க குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன் ஏன் அதுவே சொன்னீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இரண்டு முக்கியமான எதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி வந்து முதல்ல வந்து சனி இரண்டாவது புரன் மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா தான் குரு குருவின் ஏன்னா அவர் ஆறாம் அதிபதியாகவும் செயல்படுத்துகிறார் சில காலகட்டங்களில் உடல்நிலை இல்லை கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாகவும் ஏற்படுத்திடுவார் வாழ்க்கை துணையின் மூலமாக அதுக்கு உங்களுக்கு சில விரைவு செலவுகள் ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகலாம் அப்போ நான் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா குரு பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செலவு வச்சிடும் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிளானிங் மைண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை ஆக்ஷனில் கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய படம் இப்போ பா பார்ட்னர்ஷிப்பெல்லாம் போட்டு பண்ணுறீங்க நண்பர்களோட போட்டு கையெழுத்து வாங்கிட்டு சரியாக பிளான் போட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா சில நேரத்தில் அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஏன்னா பாசிட்டிவும் அருளியராக இருக்குது நெகட்டிவும் அருளியராக இருக்குது அதனால் நீங்கள் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது கோச்சாரம் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ஸ்டூல் ஒரு ஸ்டாண்ட் அவ்வளோதான் ஒரு சப்போர்ட் தான் கிடைக்கும் உங்களோட முழுமையான பலன்களாக உங்கள் சுயஜாரக பலன்களை பார்த்தா தான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் வேறு ஏதாவது சந்தேகம்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்